மோட்சம் முக்தி அடைஞ்சால் அருட்பெருஞ்சோதி அடையலாமா முடியாது மோட்சம் முக்தின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அதனால்தான் கருணை இருப்பதிலேயே மிக மிக மிக மிக மிக மிக மிக மிக உயர்ந்த நெறி கருணை நெறி என்பது சித்தர் நெறியிலும் உயர்ந்த நெறி கருணை நெறி உங்களுக்குள் வளரவில்லை என்றால் இன்னொரு உயிர் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் கஷ்டப்படலை அப்படின்னா சிக்கிக்கொள்வீர்கள் முதல்ல பயணம் பண்ணுங்க அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பயணம் பண்ணுங்க அப்புறம் இடைவிடாமல் அந்த வைராகியத்தில் இருங்க அந்த வைராகியத்தில் இருக்கும்போது தான் அந்த தன்மைக்கு போக முடியும் சார் இப்படி இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒன் இயராக வந்து அண்ணாவோட வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் ஸோ இவர் வந்து கிளாங்கு மலேசியா அப்படின்ற ஒரு ரொம்ப என்னை என்னை விட நோக்கி ரொம்ப லாங்கில் போயிட்டுருக்காரு இவர் இந்த பக்கம் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இயங்கிட்டு இருந்தேன் அண்ணாவை எப்படியாவது யூடியூப்லேயே பார்த்துட்ருக்குமே நேரில் எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அடுத்த ஒரு ரெண்டாவது நாளே வந்து நான் ஃபீல் பண்ண ரெண்டாவது நாளே வந்து நோட்டிஃபிகேஷனில் அண்ணாவோட ஃபோட்டோ போட்டு சென்னை ஒரு நாள் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாச்சு இது நான் நினச்சது அப்படியே டக்குன்னு நடந்தது ரெண்டாவது நாள் நடந்தது எனக்கு எப்படி இது ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆனது ஸோ அது வந்து இங்கே எப்படியாவது நான் ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தேன் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும் அதை தொடர்ந்து இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் வகுப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங் அப்படின்ற பகுதியிலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அதை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் ஓகே இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கருணை கருணை கருணைன்றீங்களே கருணைனா என்னங்க லவ்னா என்னங்க கம்பேஷன்னா என்னங்க மெர்சினா என்னங்க எல்லாம் ஒன்றத்தான் சொல்லுது இருந்தாலும் கூட அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போது இங்கே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது எரியறதுக்கு என்ன வேணும் கரண்ட் வேணும் கரண்ட் எங்கேருந்து வருது ஒயர்லேருந்து வருது ஒயர்லேருந்து கரண்ட் எங்கேருந்து வருது மெயின் பாக்ஸ்லேருந்து வருது மெயின் பாக்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் எங்கேருந்து வருது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய கரண்ட் எங்கேருந்து வருது எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கேருந்து வருது எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கேருந்து வருது இல்லையா அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு கரண்ட்டை கொடுக்குறது எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்றுலேருந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு அந்த கரண்ட்டை கொடுக்குறது எது என்னங்க இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படி பார்த்தா இறைவன் அப்படின்னு வந்து நின்றோம் அந்த இறைவன்றது யாரு சிவன் பிரம்மா விஷ்ணு பார்வதி முருகர் அவர் இவர் இதெல்லாம் இறைத்தன்மை அடைந்தவர்கள் இவர்களுக்கே ஆற்றலை கொடுப்பது யாரு அருட்பெரும் ஜோதி அல்லது மிக உயர்ந்த சக்தி மிக உயர்ந்த சுப்ரீம் பவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த சோர்ஸ் பவரை தான் வள்ளல் பெருமான் என்னன்னு சொல்றாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார் ஸோ இங்கே இப்போ இந்த கரண்ட் வருதுன்னா இந்த கரண்ட்டுக்கே இவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னா இது போல இந்த உலகத்தில் உள்ள அதாவது ஒரு ஒரு பொருள் அல்லது ஒரு உயிர் இயங்க வேண்டும் என்றால் அந்த பொருள் அல்லது அந்த உயிர் இயங்குவதற்கு ஃபியூயல் என்ற ஒன்று தேவைப்படுகிறது ஃபியூயல்னா என்ன எரிபொருள் எரிபொருள்னா என்ன எரிக்கிறதுக்கு உண்டான பொருள் கிடையாது இயங்குவதற்கு உண்டான பொருளுக்கு பேர் ஃபியூயல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டூ வீலர் போகணுன்னா பெட்ரோல் வேணும் கார் போகணுன்னா பெட்ரோல்லையும் போகும் டீசல்லையும் போகும் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு எரிய வைக்கணும்னா கேஸ் வேணும் இந்த மாதிரி எல்லா பொருட்களும் வேறு வேறு பொருட்களாக உருமாறி இருக்கிறது ஆனால் அனைத்து பொருட்களுக்கும் மூலதனமானது ஆற்றல் இயங்கு விசை அல்லது இயக்கு விசை எப்படி வேணாலும் விசைங்க தானாக இயங்குவது இல்லை என்றால் நான் இயக்குவதற்குண்டான விசை எப்படி இருந்தாலும் அதற்குண்டான சோர்ஸ் பவர் அப்படின்ற ஒன்று வேணும் இந்த சோர்ஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் சோர்ஸ் பவர் சூரியனுக்கே ஆற்றலை கொடுப்பது சூரியன் கிடையாது சூரியனுக்கே ஆற்றலை கொடுப்பது நிலவுக்கு ஆற்றலை கொடுப்பது எல்லா கோள்களுக்கும் ஆற்றலை கொடுப்பது கோள்களெல்லாம் கடந்து பல நட்சத்திரங்களுக்கு ஆற்றலை கொடுப்பது பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் எந்த உலகம் தோன்றினாலும் அந்த உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சோர்ஸ் பவராக இருப்பது எதுன்னா அருட்பெரும் ஜோதி இதைத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் சொல்கிறார் அப்போ இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றது எந்த தன்மையில் இருக்குது அப்படின்னா லவ் அல்லது கருணைன்ற தன்மையில் தான் இருக்குது அதனாலதான் தான் அது எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுது அது கொடுக்குதுன்னா எதையும் எதிர்பார்க்கல அதனால தான் அது அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறது இதுதான் வள்ளல் பெருமான் கண்டுபிடிச்சு என்ன சொல்றாருன்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எது தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதிங்கிறார் ஸோ எவன் ஒருவன் தனித்து நின்றாலும் பெரும் கருணையோடு செயல்படுகிறானோ அவன் அருட்பெரும் ஜோதி நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் அப்போ அந்த தன்மையில் அது எது இருக்குது அது தனிப்பெரும் கருணையாக நிலைத்து நிற்கிறது அதனால தான் அதற்கு பேர் அருட்பெரும் ஜோதி இப்போ கடவுள் எந்த தன்மையில் இருக்கிறாரு தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார் அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் தனிப்பெரும் கருணையாக மாற வேண்டும் மோட்சம் முக்தி அடைஞ்சால் அருட்பெருஞ்சோதி நிலை அடையலாமா முடியாது மோட்சம் முக்தின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட் அதை கடந்து திருமூலர் என்ன சொல்கிறாரு ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் சுத்த சிவ துரியாதிதம் துவாதசாந்தம் அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் போகணும் அப்படின்னா மோட்சத்தை கடந்த பல்வேறு படிநிலைகள் உள்ளது அதுக்கு நீங்கள் உங்களது ஆன்மாவை கம்ப்ளீட்டாக நூறு சதவீதம் கருணையின் வடிவமாக மாற்ற வேண்டும் இதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நம்ம மனித பிறப்பு எடுக்கிறோம் எதுக்கு எந்த நிலையில் கடவுள் இருக்கிறாரோ அம்மைய மாதல் அதுக்கு இப்போ மறுபடியும் மனித பிறவி எடுத்து சம்பாரித்து கொடி கொடியாக சம்பாரித்து வீடு கட்டி வாசல் கட்டி செக்ஸ் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு வேணுங்கிற ஊர் சுற்றுறதுக்கு இது உங்களுக்கு கொடுக்கப்படலை இதெல்லாம் time pass main thing main course என்னென்னா உங்களுக்கு நீங்கள் அருட்பெருஞ்சோதியாக மாற வேண்டும் அதுக்கு தான் இந்த பிறவி என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த தன்மையோடு நீங்கள் செயல்படும் போது ஒரு விஷயத்தை ஆழமாக உணர வேண்டும் என்ன உணரணும் அருட்பெரும் ஜோதி நிலையில் ஆண்டவர் இருக்கிறார் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் அருட்பெரும் ஜோதியின் தன்மையாகிய கருணை நிலைக்கு வர வேண்டும் அதனால்தான் கருணை இருப்பதிலேயே மிக மிக மிக மிக மிக மிக மிக மிக உயர்ந்த நெறி கருணை நெறி என்பது சித்தர் நெறியிலும் உயர்ந்த நெறி வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா தலைகிலா நின்று தவம் பண்றவங்க வாசி யோகம் பண்றவங்க மற்ற யோகம் பண்ணுறவங்க இன்க்ளூடிங் பரம்பொருள் யோகம் யார் பண்ணிங்கனாலும் சரி எந்த யோகம் பண்ணிங்கனாலும் சரி அது உயர்ந்த நிலை கிடையாது அந்த நிலையை கடந்து கருணை நெறின்ற ஒன்று இருக்குது கருணை நெறினா என்ன கருணையின் வழின்னு அர்த்தம் நெறினா அந்த வழி அந்த பாதைன்னு அர்த்தம் அப்போ சித்தர் நெறியும் உயர்ந்த சித்தர் நெறியையும் கடந்த நெறி கருணை நெறியாக இருப்பதனால் நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கருணையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான் அதுக்காக தப்பான பாதையில் ட்ராவல் பண்ணுறதா இல்லைங்க எனக்கு இதாங்க ஈஸியாக இருக்குது எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எழுபதுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் வாழ்வீங்க மிஞ்சி போனால் நூறு வயசு வரைக்கும் வாழ்வீங்க நூறு வருஷ கேமுக்காக லைஃப் லாங் உங்களுடைய ஆன்மாவை எங்கேயாவது கொண்டு லாக் பண்ணி விட்றாதீங்க ஆவியாக பேயாலாம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பூமி விட்டு வெளியில் போக முடியாது இங்கேயே சுற்றிக்கிட்டே தெரிய வேண்டியதான் ஓவராக லாஜிக்கலாக கேள்வி கேட்டுட்டு லாஜிக்கல் மைண்டோடையே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயினே அதிகமாக ஆக்டிவேட்டட் ஆகி கடைசியில் என்ன ஆகும்னா ரைட் பிரெயினான உணர்வு நிலைக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க ரைட் பிரெயினை கடந்து ஒளி உடலாக மாறணும் அந்த நிலைக்கெலாம் நீங்கள் எப்போ போகிறது நான் அது அடைஞ்சே தீர்வு நாங்கள் அப்போ இதெல்லாம் பண்ணால் இந்த கேள்வியே கேட்காதீங்க நம்மளாம் அதுக்கு இன்னும் தகுதியே வரல அடைஞ்சே தீர்வனான்ற அளவுக்கு நீங்கள் என்ன பெரிய நல்லது பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் என்ன உயர்ந்த நிலை பண்ணிட்டீங்க முதல்ல பயணம் பண்ணுங்க அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பயணம் பண்ணுங்க அப்புறம் இடைவிடாமல் அந்த வைராகியத்தில் இருங்க அந்த வைராகியத்தில் இருக்கும்போது தான் அந்த தன்மைக்கு போக முடியும் சரி இப்படி இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் சோதனைகள் வரும் இருந்தாலும் அனைத்தும் கிடைக்கும் கருணை உணர்வோடு இருக்கும்போது உங்களை ஒரு கஷ்டத்தில் இந்த இறைவன் விட்டுவிட மாட்டான் ஏன்னா அது கடவுளுடைய குணம் கடவுளுடைய குணம் தப்பு அப்படின்னா நீங்களே தப்பாயிருங்க கடவுளும் தப்பாயிருவார் இப்போ இதில் நீங்கள் ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கணும் கருணையாக இருக்க இருக்க உங்களுக்கு வேண்டுங்கிற அத்தனையும் கிடைக்கும் நூறுரூவா இருந்ததுன்னா பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் இது அருள் கணக்கு பல விஷயத்தில் சொல்லியிருக்கேன் இப்பயும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பொருள் கணக்கை கணக்கிடாமல் அருள் கணக்கை கணக்கு போடுங்க மாற்றிக்கங்க இது இன்றைக்கி ஸ்கூலில் சொல்லித்தரதுக்கு ஆட்கள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தோம் இறைவன் அனுமதி கொடுத்தால் அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே கூட உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சாவது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் போட்டு காமிச்சு இந்த தெளிவை கொடுத்து விடுங்க அப்படி இல்லையா கருணை நெறி உங்களுக்குள் வளரவில்லை என்றால் இன்னொரு உயிர் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் கஷ்டப்படலை அப்படின்னா சிக்கிக்கொள்வீர்கள் மாட்டிக்கொள்வீர்கள் எதுவும் நான் கருணையை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கேன் கருணை உங்களது உடம்பில் செயல்படவில்லை என்றால் இறைவன் உங்களது உடம்பிற்குள் செயல்பட மாட்டார் பல பேர் வார்த்தையில் கருணை கருணைன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கேரக்டர் பண்ணிங்கன்னா ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் சொன்ன மாதிரி முதல்ல அவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து உபதேசம் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணையோடு இருப்பது போல நடிப்பு கருணையோடு இருப்பது போன்ற வெளிப்பாடு கருணையோடு இருப்பது போன்ற ஜாலக் வேலைகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் கருணையாக அவர்கள் இருப்பது கிடையாது அப்போ என்ன அப்படின்னா நாம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கக்கூடாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானே சொல்கிறார் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் முழு தன்மையோடு கருணை சில நேரங்களில் திட்டுவதும் கருணை தான் சில நேரங்களில் அடிப்பதும் கருணை தான் சில நேரங்களில் ஒருவரை விலக்கி வைப்பதும் கருணை தான் ஏன்னா அப்போ தான் அவன் திருந்துவான்றது எதுவுமே செய்யாமல் எப்போ பார்த்தாலும் பைத்தியகார மாதிரியே ஒன்றும் பேசாமையே அமைதியாகவே சுற்றுறதுக்கு பேர் கருணை கிடையாது ஸோ நேரம் அறிந்து பொருள் அறிந்து இடம் அறிந்து எந்த நேரத்தில் எதை பேசணும்